குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாட் பரபிரம்ம தஸ்மஸ்ரீ ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்களே என்று நம்முடைய வந்து சதாசிவன் அவர்கள் வந்து கர்மாவை கடந்து செல்வது எப்படி அதை பற்றி மட்டும் ஒரு உரை நிகழ்த்தியிருக்கிறோம் ஏன்னா என்னுடைய கருத்தும் அவருடைய கருத்தும் ஒரு மாறுபாடாக இருக்கலாம் இல்லை பொருந்தாமல் கூட இருக்கலாம் இருந்தாலும் அவருடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன் அவரும் சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டார் உங்களுடைய உங்களோட ஆதரவின் அடிப்படையில் இன்னும் பிற அனுபவ ஒரு ஆடியோக்கள் அடுத்தது வெளிவரும் நம்ம பார்ப்போம் அடுத்தது எப்படி இருக்குது இதுக்கு நீங்கள் எந்த அளவில் ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னு நம்ம முதல்ல சரி நன்றி ஓம் சிவோம் வணக்கம் நான் சதாசிவம் பேசுகிறேன் இப்போது நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் நம்ம இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோம் ஏன் இறந்தோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கே போக போகிறோம் இது சம்மந்தமாக தான் எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருந்துக்கிட்டு இருக்கும் பொதுவாக நான் ஏன் கஷ்டப்படுறேன் நான் நல்லவன் தானே எனக்குள்ளே ஏன் தீய எண்ணங்கள் வருது நான் ஏன் கஷ்டப்படுறேன் இதுதான் மெயினான கொஸ்டினாக இருக்கும் இந்த கஷ்டம் ஏன் படுறேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதுவும் நீங்கள் எதுவும் நிர்ணயமும் பண்ண முடியாது பதினஞ்சு வயசில் நடந்தது அந்த எண்ணங்கள் அந்த செயல்கள் பதினேழு வயசில் உங்களுக்கு இருக்காது பதினேழு வயசில் நடந்த சம்பவங்கள் செயல்கள் உங்களுடைய இருபது வயசில் இருக்காது இருபது வயசில் நடந்த எண்ணங்கள் ஆசைகள் உங்களுடைய இருபத்தஞ்சி வயசில் கண்டிப்பாக இருக்காது இதெல்லாம் ஏன் நடக்குது அப்போ என்ன தான் காரணம் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நம்ம இந்து மதத்தில் பொறுத்த வரைக்கும் ஜாதகங்கிறது எல்லாரும் கணிக்கிறாங்க இங்கே ஜாதகம் கணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கும்போது மட்டும் ஜாதகம் பார்க்குறாங்க அதுவும் என்னன்னு தெரியாது பத்து பொருத்தம் இருக்கா ஏழு பொருத்தம் இருக்கா எட்டு பொருத்தம் இருக்கா அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்க ஆனால் இதில் ஒரு பெரிய சூச்சம ரகசியம் இருக்குது இந்த ஜாதகம் பொருத்தம் பார்க்குறதுல பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க லவ் மேரேஜ் சில பேர் பண்ணுறாங்க ஏன் அவங்க வாழ்க்கையில் இன்பங்கள் இல்லாமல் துன்பங்கள் வருது இதுவும் யாருக்கும் தெரியாது என்ன ரீசன்னா ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் ஒம்பது கிரகங்கள் சொல்கிறாங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இதில் பாவ கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது அடுத்து வளர்பிறை சந்திரனாக இருந்தால் அது சுபகிரகம் தேய்பிறை இருந்தால் பயனில்லை அடுத்து புதன் இருக்குது சுக்கரன் இருக்குது குரு இருக்குது இதில் இந்த ஒம்பது கிரகத்தில் நீங்கள் ஜாதகம் பார்க்குறதுல ரொம்ப ஈஸியாக பார்த்துடலாம் லக்கணம் உங்கள் லக்கணம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ராசியில் லேன் ஒரு இடம் போட்டிருக்கோம் அதுதான் லக்கணம் அந்த லக்கணத்தில் என்ன கிரகம் இருக்குது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது ரெண்டாவது குடும்பஸ்தானம் லக்கணத்தில் இருந்து எண்ணி ரெண்டாவது இடம் அது குடும்பஸ்தானம் அஞ்சாவது லேலேருந்து எண்ணிக்கோங்க லேல ஒன்று ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் இப்போ மேச லக்கணம்னா மேசத்தில் லக்கணம் இருக்குன்னா லக்கணம் அது ஒன்றாவது இடம் ரிஷபம் ரெண்டாவது இடம் முதுனம் மூணாவது இடம் கடகம் நாலாவது இடம் சிம்மம் அஞ்சாவது இடம் அது பூர்வ புண்ணியஸ்தானம் அஞ்சு ஏழாவது இடம் வந்து திருமணஸ்தானம் ஒம்பதாவது இடம் பாகிஸ்தானம் பன்னெண்டு அயன சயன சுகம் தாம்பத்திய வாழ்க்கை இந்த இடத்த குறிக்கிறது இருக்கிறது மொத்தம் ஒம்பது கிரகம் இந்த ஒம்பது கிரகத்தில் ஒரு நபருக்கு வந்து லக்கணத்தில் ராகு விழுந்துருச்சு இல்லாட்ட லக்கணத்தில் ராகு சனி இருக்குது இப்படி இருந்து பிறந்து பிறந்துருதாங்க இல்லாட்டா லக்கணத்தில் சிலருக்கு குரு இருக்கும் ஏழாவது இடத்துல குரு இருக்கும் இந்த ஒம்பது கிரகத்தில் அஞ்சு தீய கிரகங்கள் குடும்பஸ்தானம் திருமணஸ்தானம் அந்த பன்னெண்டாவது வீடு இதில் விழுந்துருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை கஷ்டமாக தான் இருக்கும் இது ஏன் நடக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் முதல்ல இப்போ ஜாதகம் பொருத்தம் பார்க்குறாங்க நீங்கள் ஆள் நல்லா இருப்பீங்க ஹைட்டாக இருப்பீங்க அதே மாதிரி பொண்ணு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பொண்ணு அழகாக இருக்கும் ஹைட்டாக இருக்கும் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு ஏழில் சனி இருக்குது அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை ஒரு உங்களோட அறிவு கம்மியாக குள்ளமாக கொஞ்சம் கருப்பாக இந்த மாதிரி நபர் தான் அமையும் பொண்ணு அழகாக இருக்கும் ஆனால் அது லக்கணத்துலேருந்து ஏழாவது இடத்துல சனி விழுந்திருக்கும் இந்த மாதிரி வாழ்க்கை தான் அமையும் இதைத்தான் ஜாதக பொருத்தம்னு பார்க்குறாங்க ஒரு பையனுக்கு அதே மாதிரி லைட்டாக ஏழாவது இடத்துல வந்து நல்ல கிரகங்கள் சந்திரன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவனுக்கு அழகான மனைவி வரணுங்கிறது விதி இருக்கும் அப்போ இந்த பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் ஜாதக பொருத்தம் பார்க்குற போருக்கு இது கட்டத்தில் என்ன இருக்கோ அதுக்கு தக்கபடி மாப்பிள்ளை தான் பொருத்தம் பார்ப்பாங்க பொருத்தமும் அமையும் நீங்கள் ஒரு ஆளை இமேஜினேஷன் பண்ணியிருக்கலாம் இந்த பையன் எனக்கு மாப்பிள்ளையாக வரணும்னு அவன் ஜாதகம் பார்த்தா உங்களுக்கு பொருத்தம் இல்லாமாங்க என்ன ரீசன்னா உங்களுக்கு ஏழாவது இடத்துல பாவக்கரம் வந்திருக்கும் அவனுடைய வாழ்க்கை தரம் நல்லாயிருக்கும் வணக்கம் சதாசிவம் பேசுகிறேன் இப்போது நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் நம்ம இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோம் ஏன் இறந்தோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கே போக போகிறோம் இது சம்மந்தமாக தான் எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருந்துக்கிட்டு இருக்கும் பொதுவாக நான் ஏன் கஷ்டப்படுறேன் நான் நல்லவன் தானே எனக்குள்ளே ஏன் தீய எண்ணங்கள் வருது நான் ஏன் கஷ்டப்படுறேன் இதுதான் மெயினான கொஸ்டினாக இருக்கும் இந்த கஷ்டம் ஏன் படுறேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதுவும் நீங்கள் எதுவும் நிர்ணயமும் பண்ண முடியாது பதினஞ்சு வயசில் நடந்தது அந்த எண்ணங்கள் அந்த செயல்கள் பதினேழு வயசில் உங்களுக்கு இருக்காது பதினேழு வயசில் நடந்த சம்பவங்கள் செயல்கள் உங்களுடைய இருபது வயசில் இருக்காது இருபது வயசில் நடந்த எண்ணங்கள் ஆசைகள் உங்களோட இருபத்தஞ்சி வயசில் கண்டிப்பாக இருக்காது இதெல்லாம் ஏன் நடக்குது அப்போ என்ன தான் காரணம் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நம்ம இந்து மதத்தில் பொறுத்த வரைக்கும் ஜாதகங்கிறது எல்லாரும் கணிக்கிறாங்க இங்கே ஜாதகம் கணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கும்போது மட்டும் ஜாதகம் பார்க்குறாங்க அதுவும் என்னன்னு தெரியாது பத்து பொருத்தம் இருக்கா ஏழு பொருத்தம் இருக்கா எட்டு பொருத்தம் இருக்கா அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்க ஆனால் இதில் ஒரு பெரிய சூச்சமும் ரகசியம் இருக்குது இந்த ஜாதகம் பொருத்தம் பார்க்குறதுல பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க லவ் மேரேஜ் சில பேர் பண்ணுறாங்க ஏன் அவங்க வாழ்க்கையில் இன்பங்கள் இல்லாமல் துன்பங்கள் வருது இதுவும் யாருக்கும் தெரியாது என்ன ரீசன்னா ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் ஒம்பது கிரகங்கள் சொல்கிறாங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இதில் பாவ கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது அடுத்து வளர்பிறை சந்திரனாக இருந்தால் அது சுபகிரகம் தேய்பிறை இருந்தால் பயனில்லை அடுத்து புதன் இருக்குது சுக்ரன் இருக்குது குரு இருக்குது இதில் இந்த ஒம்பது கிரகத்தில் நீங்கள் ஜாதகம் பார்க்குறதுல ரொம்ப ஈஸியாக பார்த்துடலாம் லக்னம் உங்கள் லக்னம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ராசியில் லேன் ஒரு இடம் போட்டிருக்கோம் அதுதான் லக்னம் அந்த லக்கணத்தில் என்ன கிரகம் இருக்குது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது ரெண்டாவது குடும்பஸ்தானம் இருந்து எண்ணி ரெண்டாவது இடம் அது குடும்பஸ்தானம் அஞ்சாவது லேலேருந்து எண்ணிக்கோங்க லேல ஒன்று ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் இப்போ மேச லக்கணம்னா மேசத்தில் லக்கணம் இருக்குன்னா லக்கணம் அது ஒன்றாவது இடம் ரிஷபம் ரெண்டாவது இடம் முதுனம் மூணாவது இடம் கடகம் நாலாவது இடம் சிம்மம் அஞ்சாவது இடம் அது பூர்வ புண்ணியஸ்தானம் அஞ்சு ஏழாவது இடம் வந்து திருமணஸ்தானம் ஒம்பதாவது இடம் பாக்கியஸ்தானம் பன்னெண்டு அயன சயன சுகம் தாம்பத்திய வாழ்க்கை இந்த இடத்த குறிக்கிறது இருக்கிறது மொத்தம் ஒம்பது கிரகம் இந்த ஒம்பது கிரகத்தில் ஒரு நபருக்கு வந்து லக்கணத்தில் ராகு விழுந்துருச்சு இல்லாட்ட லக்கணத்தில் ராகு சனி இருக்குது இப்படி இருந்து பிறந்து பிறந்துருதாங்க இல்லாட்டா லக்கணத்தில் சிலருக்கு குரு இருக்கும் ஏழாவது இடத்துல குரு இருக்கும் இந்த ஒம்பது கிரகத்தில் அஞ்சு தீய கிரகங்கள் குடும்பஸ்தானம் திருமணஸ்தானம் அந்த பன்னெண்டாவது வீடு இதில் விழுந்துருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை கஷ்டமாக தான் இருக்கும் இது ஏன் நடக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் முதல்ல இப்போ ஜாதகம் பொருத்தம் பார்க்குறாங்க நீங்கள் ஆள் நல்லா இருப்பீங்க ஹைட்டாக இருப்பீங்க அதே மாதிரி பொண்ணு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பொண்ணு அழகாக இருக்கும் ஹைட்டாக இருக்கும் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு ஏழில் சனி இருக்குது அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை ஒரு உங்களோட அறிவு கம்மியாக உள்ளமாக கொஞ்சம் கருப்பாக இந்த மாதிரி நபர் தான் அமையும் பொண்ணு அழகாக இருக்கும் ஆனால் அது லக்கணத்துலேருந்து ஏழாவது இடத்துல சனி விழுந்திருக்கும் இந்த மாதிரி வாழ்க்கை தான் அமையும் இதைத்தான் ஜாதக பொருத்தம்னு பார்க்குறாங்க ஒரு பையனுக்கு அதே மாதிரி வெயிட்டாக ஏழாவது இடத்துல வந்து நல்ல கிரகங்கள் சந்திரன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவனுக்கு அழகான மனைவி வரணுங்கிறது விதி இருக்கும் அப்போ இந்த பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் ஜாதக பொருத்தம் பார்க்குற போருக்கு இது கட்டத்தில் என்ன இருக்கோ அதுக்கு தக்கபடி மாப்பிளா தான் பொருத்தம் பார்ப்பாங்க பொருத்தமும் அமையும் நீங்கள் ஒரு ஆளை இமேஜினேஷன் பண்ணியிருக்கலாம் இந்த பையன் எனக்கு மாப்பிள்ளையாக வரணும்னு அவன் ஜாதகம் பார்த்தா உங்களுக்கு பொருத்தம் இல்லைம்பாங்க என்ன ரீசன்னா உங்களுக்கு ஏழாவது இடத்துல பாவக்காரன் வந்திருக்கும் அவனுடைய வாழ்க்கை தரம் நல்லாயிருக்கும்